ஹே காய்ஸ் ஏகுட்டி ஃப்ரெண்ட்ஸ் சேனல் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சேனலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழில் ரிலீஸ் ஆனது பட் வேறு லெவலில் ஆன ஹிட்டான சின்சான் உள்ள ஸ்பின் ஆஃப் சீரீஸான வாலிபால் தான் பார்த்துருக்கோம் அதாவது ஏலியன் வர்சஸ் ஷினோஸ் இருக்கே ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டப்பிங்கே பண்ணல ஸோ இந்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு மூணு எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அதை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டக்குன்னு போய் பார்த்துருங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நாலாவது எபிசோடு போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் நம்ம மொட்டைக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான் டே மொட்டை உண்மையே சொல்லு நீ தான் அதை பண்ண அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் அவனை கலாச்சின்னு இருக்கான் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஃபோன் எபிசோடில் ஃபுல்லாகவே காணும் அப்படின்ற அப்படின்னு எல்லாருமே கேட்ட நம்ம ப்ரெஷ் மண்டையும் ஓடியாராம் இவனோட உண்மையான பேர் அப்படின்னு என்னடா அப்படின்றத முன்னாடி போட்டிருந்த ஒரு எபிசோடில் போட்டு சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கு உங்கள் யாருக்காச்சும் ஞாபகம் வந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் சொல்லுங்கள் அவன் ஓடினது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் நான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஸோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுருக்கான் அவங்ககிட்ட நம்ம மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஷிப்பை கண்டுபிடிச்சதையும் அதை எவனோ ஒருத்தன் வெடிக்க வச்சதையும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை தலையை வந்து பார்த்தீங்கன்னா இவனை சந்தேகப்பட்டு இவனும் கிட்ட இவன் இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கான் விக்கடனும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அடைய மொட்டை இது நான் யார் கேட்டாலும் இவ்வளோ கவலைப்பட்டுக்க மாட்டேன் பட் நீயே கேட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக டைலாக் பேசிகிட்டு இருக்கான் ஸோ இதுக்கு நம்ம பக்கத்து டாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஸ்பேஷிப்பை உடைக்கிற அளவுக்கு இங்கே யார்கிட்ட பாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சத்தம் இருக்குது அந்த இவங்களுக்கு மேலே பைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பைப்பெலாம் வந்து விலக்கிட்டு உள்ளே இருந்து ஒரு பெரிய பைப் வருது என்னடா இது இவ்வளோ பெரிய பைப்பாக இருக்குது ஹோ சாப்பாடு போட போகிறாங்களா போட்டு வேலை லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஆர்வத்தோடு வெயிட் பண்ணியிருக்காங்க பட் அந்த பைப்லேருந்து நம்ம ஹாரி மெச்சி யோசினா இவங்க மூணு பேர் வந்து விடுறாங்க ஸோ வந்த உடனே நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கொண்டு அந்த சோடா பாட்டிலையும் ஹிமவரிக்கு வாங்கின டயப்பரையும் காட்டுறாரு சோடாவா ஆஹா அருமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் வந்து குடிக்க போகிறான் அந்த அண்ணன் நேரத்தில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிக்க விட தடுத்துடுறான் என்னடா அது பிரஷ் மாட்டி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவன் இந்த பாட்டிலை வாங்கி கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இது கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டைத்தலை மாதிரி முரட்டால் கிடையாது ரொம்பவே சாஃப்டான நல்ல மனுஷன் அப்படின்றத நம்மளுக்கு காட்டுறாங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹேரி வந்து பார்த்தீங்கன்னா எலன் கிட்ட பேசுகிறாங்க அவங்க அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட ஸ்பேஸ் ட்ரக் கூட நாங்கள் பார்த்தோம் அண்ட் அதில் தான் நாங்கள் தப்பிக்கவே ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த கடைசியில் அந்த ஸ்பேஸ் ட்ராக் சுக்கு சுக்கா நுடங்கி ஸ்பேஷை சுட்டு வெளியவே போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டு நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறா அழுகுறாங்க ஓஹோ ட்ரக்காக்கு நீ ஜேம்ஸ் அப்படி பேர்லாம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேரி வந்து கேட்டுட்டு நம்ம மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டைப்பரை எடுத்துகிட்டு நான் ஹீமா ஹீமாவாரிக்கு மாட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமாவாரி பக்கத்தில் போகிறாங்க பட் ஹீமாவாரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எபிசோட்லேயே ரோபோட் எடுத்து வெளியே போயிருப்பாள் ஸோ அதனால் அவள் அங்கே இருக்க மாட்டாள் இவ்வளோ நேரம் அதை பார்க்காத மிக்சி வந்து இப்போ தான் அதை பார்க்க பார்க்குறாங்க பார்த்து நிறைய கத்துறாங்க ஹிமாவை எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுவாங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஷீரோ வந்து பார்த்தீங்கன்னா மோகம் பூச்சிக்கிட்டு அப்படியே வெளியே ஓடும் ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம தலைவனும் ஓடுவோம் ஸோ அந்த ஒரு வழியாக நம்ம ஷீரோ ஹீமா வரையா கண்டுபிடிச்சிடும் ஹீமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் இருப்பா ஸோ அவளுக்கு முன்னாடி ரோஸ் கலரில் பெருசாக ஜெல்லி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஸோ எல்லாருமே அந்த ரூம்குள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க நம்ம எல்லாமே தவிர ஸோ அப்படி அந்த சீன் கட் ஆகுது ஸோ இந்த பக்கம் நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க அவங்க வந்து அவங்க அழுகும் போது சாரி ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி அழுதுன்னு இருக்காங்க ஸோ நம்ம ஹேரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு வாங்கிட்டு பண்ணி ஒரு டிஷர்ட்டை கொட்டி கொண்டு இருப்பாங்க ஸோ அந்த டிஷர்ட் வந்து எல்லாரும் முன்னாடி தான் இருக்கும் அதை அவங்க பார்த்துடுறாங்க அதை பார்த்து அடுத்த செகண்டு அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்படி இந்த சீன் கட் ஆகுது ஸோ இந்த வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜெல்லி மாடி நின்றுருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கேட்டு வயிறு கூப்பாடு போட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே மாதிரி தான் நம்ம மலை குரங்களுக்கும் ஆடி மலை குரங்குக்கும் படிக்க ஆரம்பிச்சிச்சு சின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பசிது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா எது பார்க்கறதுக்கு எது சாப்பிட பொருள் மாதிரி தான் இருக்குது இதையே நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ எனக்கு என்னமோ அதை பார்த்தா அப்படி தோணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி சொல்லிட்டு இருக்காரு ஸோ அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஷீரோ வந்து பார்த்தீங்கன்னா பசியில் அதை எடுத்து சாப்பிட்டுடுது அதை பார்த்துட்டு வந்து சின்ன வந்து ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அதை நம்ம சாப்பிட்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களும் சாப்பிட போகிறாங்க பட் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா பசியோடு சாப்பிட்டு இருக்க ஷீரோவை தூக்கி கீழே போட்டுடுறான் இதை பார்த்து நம்ம ஹேரி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கண்டாயிடுது அடே என்ன காரியம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டையை திட்ட ஆரம்பிக்கிறது இது கேட்டு அந்த மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எனது தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுருக்கும் போதே நம்ம ஹெலன் அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க ஸோ அவங்க பார்த்த அந்த டிஷர்ட்டை கையில் கொண்டு வராங்க அந்த அவங்க அந்த டிஷர்ட்டை காமிச்சு அவங்க அந்த டிஷர்ட்டாகவே காமிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது காசுக்காக என்ற ஜெயிலில் உள்ள கைதிகள் போடுற யூனிஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறதுல எவ்வளோ ஒருத்தன் ஜெயிலில் இருக்க வேண்டிய அக்யூஸ் அப்படின்ட்டு இது கேட்ட ஒன்று இவ்வளோ நேரம் நம்ம வெற்றிக்கு எது ஞாபகம் வராமல் இருந்துச்சோ அந்த விஷயம் ஞாபகம் இருக்குது என்ன அப்படின்னா இவங்க நம்ம மொட்டையை எங்கேயோ பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வேறு எங்கேயுமே இல்லை அவங்க வீட்டு டிவியில் அப்போ தான் அவங்க அவனை பற்றி தெரிஞ்சு எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க அவன் மட்டும் இல்லை அவங்களோட பரம்பரையில் உள்ள எல்லாருமே ஜெயிலில் இருக்க கைதிங்க தான் அண்ட் அவனை வந்து முந்நூறுக்கும் மேலே தண்டனைக்குரிய கிரைம் செஞ்சுருக்கான் ஸோ அதனால தான் அவன் ஜெயிலில் இருந்திருக்கான் ஸோ அவனுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம மிக்சி புட்டு புட்டு வச்சுட்டுருக்காங்க ஸோ எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடுச்சு இனிமேல் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கைதி தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்கிறான் இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்மித்து நீ ஒரு திருட்டு பலர் அப்படின்ற மாதிரி நம்ம பிரஷ் பண்ணி கேட்குறான் இந்த ஸ்பின் ஆஃப் சீரிஸோட வால்யூம் ஒன்ல நான் பார்த்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸில் நம்ம மொட்டை தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் வேறு வீடியோஸில் வேறு சப்டைட்டில் அவன் பேர் தனகாசன் நான் சொல்லியிருப்பாங்க ஸோ எது உண்மை அப்படின்றது தெரில ஸோ எதோ எப்படியோ நம்ம அப்படி பேர் கூட கூப்பிடல நம்ம அவனா மழை குரங்கு இருந்தால் கூட போகிறோம் ஸோ நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை ஸோ இப்போ நம்ம திரும்பவும் கதைக்குள்ளேயே வந்துடலாம் இப்போ நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பன்னா அந்த குட்டி ஸ்பேஸ் இப்போ வெடிக்க வச்சது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அதை வெடிக்க வச்சது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அன்னைக்கு அந்த ஸ்பேஸ்ஷிப் வெடிக்க போது நம்ம மொட்டை அந்த ரூம்க்குள்ள வந்திருப்பான் ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓகே அது எப்படி வெடிக்க வச்ச அந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒத்தக்காரன் போல் அவனோட மூணு பல்ல மட்டும் கழட்டி அதை ஒன்று சேர்த்து அதை ஒரு கன்னாவே மாற்றிடுறான் இதை பார்த்து நம்ம ஹேரி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பொம்மட்டு பை வச்சு சீன் போடாதரா மொட்டை அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ இதை கேட்ட நம்ம மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி யூஸ் பண்ணி அவரையே ஷூட் பண்ணிடுறான் ஸோ நல்ல வேலை அவரு லைட்டாக விளக்கிறாரு ஸோ பின்னாடி இருக்க சவத்தை போய் அது ஓட்டையை போடுறது ஸோ இப்பயே அது ஒரு ஒரிஜினல் கன் தான் அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சிச்சு பட் என்ன டெக்னாலஜி சத்தியமாக யாருக்கும் புரியல இப்போ நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்றா சரி இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க திரும்பி இடத்துக்கு போகணுன்ற ஆசையும் உனக்கு இல்லையா அந்த மாதிரி கேட்டுருக்காங்க இது கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு நான் திரும்ப போனாலும் என்னை தூக்கி ஜெயிலில் தான் போடுவாங்க அதனால் அந்த இடத்துல எனக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை பட் ஆனால் இப்போது இப்போ ஜெயிலில் வந்து நிரந்தரமாக தப்பிச்சுட்டு அந்த மாதிரி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் பூமிக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால் இப்போ நம்ம பூமிக்கு போக போகிறதில்ல அது மாதிரி சொல்கிறான் இப்போ அவன் அந்த டிஷ் ஜெல் டிஷர்ட் துப்பாக்கி வச்சு எரிக்கிறான் எரிச்சிட்டு என்ன எரி எதிர்க்க நினைக்கிறவங்களுக்கோ இதே கதி தான் அப்படின்ட்டு வில்லத்தனமாக பேசிட்டு இருக்கான் ஸோ அவன் கையில் அந்த கண்ணுக்குனால அவனை வேறு யாராலுமே எதுவுமே பண்ண முடியல ஸோ இப்போ இந்த ஸ்பேஷிப் என்னோட கோட்டை ஸோ இன்னும் எவ்வளோ பண்ண முடியாது இங்கே சேட்டை அப்படி சொல்லி இந்த இந்த எபிசோட தக் லைஃபாக முடிச்சிருக்கிற நம்ம மலை குரங்கு ஸோ இந்த எபிசோட் இந்த இடத்து இப்படியே முடியுது ஸோ அடுத்து என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது இன்னும் என்னென்ன டிஷ்ஷெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அஞ்சாவது எபிசோடில் உங்களை சந்திக்க வரையும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பிரின்ஸ் தேங்க்யூ ஸோ மச்